ஒரு குழந்தை சில அடிப்படை வடிவங்களை படித்த பிறகு அவர்கள் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள நீங்கள் உதவுவதற்கு அவ்வடிவங்களை வகைப்படுத்தி காட்டலாம் ஒரு தாளிலிருந்து வெட்டப்பட்ட சில வடிவங்களை குழந்தைக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு வடிவத்திலும் போதுமான அளவு தாள்கள் உள்ளவாறு பார்த்து கொள்ளவும் உன்னால் இந்த வடிவங்களை வகைப்படுத்த முடியுமா எல்லா வட்டங்களையும் ஒரே குழுவிலும் அனைத்து சதுரங்களை மற்றொரு குழுவிலும் அதேபோல் எல்லா முக்கோணங்களை இன்னொரு குழுவிலும் உன்னால் வைக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு வடிவத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறு செய்வதென்று எடுத்துக்காட்டலாம் பின்னர் குழந்தைகளே மற்ற வடிவங்களை வகைப்படுத்தலாம் வடிவத்திற்கு ஏற்ப வகைப்படுத்த கற்பதால் குழந்தையின் தருக்க சிந்தனை அதாவது லாஜிக்கல் திங்கிங்கை வளர்த்து கொள்ள உதவியாக இருக்கும்